வந்து இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஸோ அட்மின் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும் அட்ஜிட் சம்மந்தப்பட்ட ரீசெண்ட் போஸ்டரு இமேஜஸ்ஸு ஸ்டேட்டஸு எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டினியூஸாக வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்ருக்காங்க இந்த அட்மின் ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஸோ லேட்டஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ அஜித்தோட posters DP images status recent update எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அஜித் ஃபேன்ஸாக இருந்தால் வந்து இந்த டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரீசெண்ட் அப்டேஷனை வந்து எல்லாமே இதில் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து அஜித் தளபதி ஃபேன் தலை ஃபேன்ஸாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தலை தளபதி ஃபேன்ஸாக இருந்தால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் தலை தளபதி விஜய் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனலில் வந்து அஜித் ஃபிரெண்ட்ஸுக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இமேஜஸ் போஸ்டரு எல்லாமே இது இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக் கம்யூனிட்டி ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் வந்து இருக்காங்க ஓகேங்களா வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா அஜித் ஃபேன்ஸும் வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க இந்த டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ கீழே வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த டெலிகிராம் சேனலுக்கு கீழே வந்து நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜய் அஜித் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு லிங்க் நேம் இருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் கேட்கும் நான் வந்து குரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு எனக்கு டெலகிராம் ஓப்பன் கேட்குது ஸோ நான் வந்து டெலகிராம் வந்து சூஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபாலோ கேட்கும் இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஷோ ஆகுது பாருங்கள் ஸோ இதுதான் வந்து லிங்க்கு ஸோ நான் அந்த மாதிரி வந்து அஜித் என்னோட டெலகிராம் குரூப்போட சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த டிக்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஷோ ஆகும் அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு ஷோ ஆகும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பேஜை வந்து ஸோ இதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ ஜாயின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அஜித் டெலகிராம் சேனலுக்கு வந்து கொண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே வீடியோ வந்து லாஸ்ட் அன்றைக்கி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணாமல் பாட்டால் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறது சேனலில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் ஸோ பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாதீங்க நான் வந்து எல்லா சேனலுக்கும் அட்மின் கிடையாது எல்லோரையும் தந்தனையும் பர்சனலாக வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க என்னை ஆட் பண்ணுங்கள் என்னை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோ மேலே போட்டிருக்கோம் ஸோ அஜித்தோட வீடியோ விஜயோட வீடியோ இந்த மாதிரி நிறைய ஆக்டரோட வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ எந்த வீடியோ பார்த்தீங்களோ அந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் ஆனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் அதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிக்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and காப்டை லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கே நம்ம சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டாபிக் கூட பார்க்கலாம் ஓகே பாய்